ஹலோ இப்போ நாம் கோங்குரா பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கோங்குரா ஒரு ரெண்டு கைப்பிடி அதை வந்து நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் பருப்பு துவரம் பருப்பு அது குக்கரில் மஞ்சள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பல் பெரிய பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு சிறிதளவு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி தேவைக்கேற்ப எண்ணெய் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உப்பு தேவைக்கேற்ப இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம வந்து தக்காளி புளி எல்லாம் போட வேண்டாம் ஏன்னா அந்த கீரையும் வந்து புளிப்பாக இருக்கும் வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் சோல் சேர்த்துக்கலாம் கோங்குரா சேர்த்துக்கலாம் இது நல்லா கலரி விடுங்க இது கலக்கி விட்டாச்சு ஒரே ஒரு நிமிஷம் வந்து இது நல்லா வதங்கிடும் இப்போ வந்து நம்ம வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் பச்சை மிளகாய் போட்டுருக்கு இதுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படும் பருப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கொச்சிடுச்சு இந்த திக்னஸ்க்கு நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம் கோங்குரா பருப்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தக்காளி புளியெல்லாம் வேண்டாம் இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்